வணக்கம் இப்போ நாம் சில்வரில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் தேர்ட் மார்க்கெட் இப்போ பார்த்திங்கன்னா sixty seven thousand four seventy ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் என்னன்ட்டு ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது இப்போ தான் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் அப்போ பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்தபடி க்ளோஸ் ஆயிருக்கு அதுக்கடுத்து இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்கு நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் ஸோ இப்போதைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அதனால தான் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகுது பக்கத்துலேயே sell at sixty seven thousand four eighty one அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இந்த சில்வர் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நமக்கு செல் கால் வந்திருக்கு சிக்ஸ்டி செவன் ஃபோர் எயிட்டி ஒனில் கீழே இருக்க ரெண்டு ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் டாரட் லைன் ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா sixty seven thousand three twelve வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ இந்த சார்ட்டில் இப்படி தான் எப்போல்லாம் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் கேண்டில்னுடைய கலரோட வேறு ஜெனரேட் ஆகும் ஸோ நம்ம டெய்லி ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணாலே போதும் பார்த்தாலே போதும் இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன கால்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஸோ இப்போ நமக்கு இந்த ஜென்ரேட் ஆயிருக்க இந்த செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் டென் ஆகுது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆனது டார்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணுது sixty seven thousand three hundred range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் நமக்கு ஜென்ரேட் ஆன செல் கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நமக்கு இன்றைக்கி செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபைவ் மினிட்ஸில் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு ரிவர்ஸில் போச்சு பட் ஒரு டென் ஓ கிளாக் டென் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்க ஆரம்பித்ததில் நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இந்த கால் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங்லேயே கிடச்சிச்சு மார்னிங்கில் கிடச்ச காலுன்றனால ரொம்ப ஒரு ஸ்லோவான மூமெண்ட் ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா இறங்கி அப்படியே டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு அதே ஒரு ஆஃப்டர்நூனில் கிடச்ச காலில் ஒரு ஈவினிங்கில் கால் கிடச்சிச்சு அப்படின்னா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேகமாகவே வந்து டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணும் ஸோ மார்க்கெட்டில் எப்போ கால் கிடைக்குதுன்றதை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி மூமெண்ட்ஸும் வந்து நமக்கு வந்து இருக்கும் இருந்தாலும் நமக்கு ஸ்லோவாக மூவ் பண்ணி டார்கெட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு இந்த சார்ட்டில் இப்படி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட் ஆகும் ஜெனரேட் ஆகிற கால் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ டெய்லி ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் அது க்ரீன் கலர் கேண்டில் வந்தால் பை பண்ணலாம் ரெட் கலர் கேண்டில் வந்தால் செல் பண்ணலாம் அதுவே என்ன பாயிண்ட்டில் பண்ணலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துரும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ